எகைன் நான் சொல்கிறேன் ஐயா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இடம் வரும் சார் கூட்டமாக போயிடும் ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த வேலையில் பண்ணாதீங்க பேசி மட்டும் பாருங்களா நீங்கள் பேசி மட்டும் பாருங்க கதை மாறும் கூட ஞாபகம் வந்துடும் சதுரங்க வேட்டை படமும் நம்மளும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் உள்ளுக்குள்ள ஆயிரம் அவனுக்கு வராத சந்தேகத்தையும் நம்ம பிரசன்டேஷன்ல அவனை தீர்த்து வைக்கணும் புரிஞ்சா அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு காட்டினீங்க வைங்க அவன் உள்ளே இறங்கி அளக்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன் நம்ம கதகத்தில் ஹலோ இருக்கீங்களா புரியுதா அவன் என்ன சந்தேகம் வரும் எப்படி சந்தேகம் வரும் என்ன நினைப்பான் எகைன் அது வந்து கரெக்டாக மருந்து கொடுக்க தெரியணும் ஓவராக கொடுத்துட்டும் ஓடி போயிடுவான் அதை கரெக்ட் ரேஞ்சில் கொடுக்கும்போது இப்படி இருக்காங்க சிலவங்க இப்படி இருக்காங்க சொந்தக்காரன் நம்ம பேச மாட்டாங்க ஆனால் சம்பாரிச்சுக்கவன் திரும்ப வருவான் அப்போ நம்ம போகும்போது சொந்தக்காரம் ஓடுவோம் ஆமாம் சொந்தக்காரன் ஓடுறான் நம்ம சொல்லிட்டோம் உண்மையை அப்புறம் பணக்காரன் திரும்ப வருவோம் அப்போ சம்பாரிச்சா நம்ம வருவோம் அது ரிட்டன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு போகணும் இது என்னது ஆனஸ்டி எல்லாருக்கும் ஞாபகம் அந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போதும் பிளான் பண்ணும்போது என்ன ஞாபகத்தில் இருக்கணும் ஆனஸ்ட் என்ன ஆனஸ்ட்டு அவனுக்கு அவன் பேச மாட்டான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் உள்ளுக்குள்ள ஆயிரம் ஏன்னா வீட்டில் கேட்டு சொல்லுவேன் போடா நீ அதுக்கப்புறம் எட்டியை பார்க்க மாட்டான் உள்ளே நினச்சிவிடா நம்ம தலைவர் அதுக்கப்புறம் வீட்டில் கேட்டு சொல்லுவார் போல நம்ம ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடிப்போம் நம்ம தான் லூசு போய் மாதிரி அடிப்பான் அவன் திரும்ப பண்ண மாட்டான் அவன் பிளான் கொடுக்கும்போது முடிவு பண்ணியிருப்பான் ஏன்னா நம்ம சூப்பர் கம்பெனி உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனி இவ்வளோ காரை வச்சு இவ்வளோ கோடி இவ்வளோ சம்பாத்தியம் எல்லாம் சூப்பராக பேசி முடிச்சோன்னா அவன் அந்த அது என்ன படம் அந்த படம் ஞாபகம் வந்துடும் சதுரங்க வேட்டை படமும் நம்மளையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருவான் அவங்களோட நம்மளே வந்து முன்னாடி பேசி மட்டும் பாருங்களா நீங்க பேசி மட்டும் பாருங்க கதை மாறும் என்னமா சபரங்க வேட்டை பத்தி நம்மளே பேசி முடிச்சிருந்தாங்க எகைன் நான் சொல்கிறேன் ஐயா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சில மேஜிக்லாம் பண்ண தெரியுமா தீயெல்லாம் போட்டு கத்தியெல்லாம் போட்டு விட்டு விட்டு எடுப்பாங்க அதில் கீழே எழுதியிருப்பாங்க எக்ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் இந்த வேலையில் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி நான் சொல்ல இது போதுமான ட்ரைனிங் இல்லாமல் நெகட்டிவ்லாம் போய் சொல்லாதீங்க அப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னால் ஓடி போயிட்டான் கொஞ்சமாக வந்திருப்பான் அவன் ஆறாமலே போயிட்டான் நீங்கள் அப்ளைன்னு சொன்னார் இதெல்லாம் சொல்லக்கூடாது உள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்லணும்னு சொன்னார் அது கேட்காம உங்கள் பேச்சை கேட்டு சொன்னால் வரவனு வராமல் போயிட்டான் அவர் பேச்சை கேட்டால் கொஞ்சமாவது உள்ளே வந்துட்டு ஓடி போவான் உங்கள் பேச்சு கேட்டால் முதலேருந்தே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு எந்த பொறுப்பு கிடையாது கீழே டாட் கண்டிஷன் அப்ளை ட்ரைனிங்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பண்ணலன்னா மாட்டிக்கிடாதீங்க ஆனால் இந்த கசப்பையும் மருந்தையும் சேர்த்து கொடுத்து ஹெல்த்தியாக ட்ராவல் பண்ணாமல் கூட இப்போ எல்லோரும் சொல்கிற ஒரு க்ரௌண்ட் ரைடர் சொல்கிற வார்த்தை முதல்ல கூட்டம் கூட்டமாக வரும் சார் கூட்டம் கூட்டமாக போயிடும் இப்போ கூட்டம் வர மாட்டேங்குது சார் ஆனால் வந்ததெல்லாம் அப்படி கெத்தாக நிற்கும் நம்ம கூட அவ்வளோதான் எது முடிவு பண்ணும் அப்படி பண்ணணும் நீங்கள் ரைட்டா இதில் இதுதான் நடக்கும் கூட்டம் கூட்டமாக போயிடும் அது அது தன் கைஸ் ஸோ ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஜெனியாக பேசணும் அவன் என்ன மைண்டில் இருக்கோ அந்த நெகட்டிவாக நம்ம சொல்லணும் பாருங்கள் சிலவனுக்கு எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்குவாமா அவன்கிட்ட நீங்கள் என்ன நெகட்டிவ் சொன்னாலும் அவன் பாசிட்டிவ் வந்து நம்மகிட்ட பண்ணிடுவான் சிலவன் எப்படி பார்த்துட்டே இருப்பான் புஷ்ஷுன்னு ஓடி போயிடுவான் ஐயோ அப்போ அந்த பிஸ்னஸ் நம்ம செட் பண்ணுறா இருக்கும் அவன்கிட்ட கவனமாக இருக்கணும் ம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பார்த்து தான் பேசுவாங்க பண்ண மாட்டாங்க கனெக்டிவிட்டி ம் இதே மாதிரி அவங்களுக்கு ஓ அந்த ஒரு திருநெல்வேலியா எங்க கோயில்பட்டி தான் டேய் கோயில்பட்டி இங்க இருக்கு திருநெல்வேலி இங்க இருக்கு இருந்தா நம்ம எல்லாம் சவுத்து பாருங்களேன் அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்கிறது எங்கேயாவது ஒரு கனெக்ட் உங்களுக்கு ரெண்டு பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளை தான் பாருங்களேன் எங்கேயாவது ஒரு கனெக்டிவிட்டி ஜோக்கா சொல்கிறேன் பட் சம்மர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் விக்ரம் சரி நானும் விக்ரம் சூப்பர் எப்படியாவது கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் கொண்டு வாங்க பட் எகைன் போட்டும் பட் நல்லா நினச்சிக்காங்க கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்துறாதீங்க என்ன ஒரு மாதிரி ஓவராக பேசுகிறாரு அந்த மாதிரி பேசாதீங்க அதுதான் நேச்சுரலாக நம்ம போகணும் ம் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணும் it's uh what subject okay கண்டிப்பாக இது பண்ணுங்கள் keep on learning hmm follow up follow is a future again கிரியேட்டிவிட்டியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் சார் அன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா அப்புறம் என்னென்ன முடிவு பண்ணியிருக்கீங்க உருப்பிடவே மாட்டேன் நான் சொல்கிறேன் நெட்டு மார்க்கில் சான்ஸே கிடையாது திருடமா நிறைய அப்புறம் சார் நீங்கள் திங்கக்கிழமை வீட்டில் கேட்டு சொல்ல சொன்னீங்க என்ன சொன்னீங்க போடா அது அவங்க சொல்லலைல்ல அதே முடிஞ்சு போச்சு வரமாட்டான் இது சொன்னதும் அதுக்கப்புறம் போன பிளாக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பிளாக்கு அடுத்தலாம் கால் பண்ணுவான் அப்படின்னு பண்ணாதீங்க க்ரியேட்டிவாக யோசிங்க அவங்க கூட எப்படி பேசலாம்